ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா தாமரகோபுரம் பார்க்க தாமரகோபுரம் பார்க்குற முதல் நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாங்கள் உள்ளுக்க போகிற நுழைவாயில் இதான் லைன் நிற்குது டிக்கெட் எடுக்கிறதுக்கே லைன் அப்படியே நேராக போய் அந்த இதில் கவுண்டர் எடுக்கணும் டிக்கெட் இப்போ மெல்ல மெல்லமாக போய் கொண்டிருக்கேன் பஸ் லைனில் மக்கள் கூட்டம் விலை போதுன்றது இந்த பொருளாதார நெருக்கடியிலும் மக்கள் வருகை கொண்டிருப்பதை காணக்கூடிய உள்ளது வந்துட்டேன் ப்ரோ சொல்லுங்க டிக்கெட் எடுத்துட்டு இது டிக்கெட் எடுத்து வந்த உடனே இப்படி கட்டி வச்சுருக்காங்க தண்ணி ஊற்றுற மாதிரி அதில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதிரி சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த லோட்டஸ் அவரை பார்வையிடுவதற்காக சிறியவங்க பெரியவர் வருகின்றனர் சின்னப்படியெல்லாம் போகிறாங்க இப்போ மாலை வேடு என்பதால் டைம் போக போக லைட் எல்லாம் போட்டு வடிவாக காட்சி அளிக்கும் உள்ளுக்கு வருவதற்கான நுழைவுச்சீட்டு ஐநூறுரூவா ஒரு ஆளுக்கு இந்த காட்டுற மிஷினில் இப்படியே வந்து சைட்டில் உட்காரலாம் மேலே ஏறுறாங்க முதல்ல ட்ரெஸ் மேலே ஏறுறாங்க முதல் சைட்டில் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க சிறுவங்க பெரியவங்க வந்து இதில் இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மகிழ்ந்தார்கள் இந்த தாபர கோபுரமானது முன்னூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டது இதுதான் தெற்காசியாவிலே ரெண்டாவது உயரமான தாவர கோபுரம் இப்படியே நாங்கள் உள்ளுக போவோம் உழுக போனோம் அப்படி சைடில் கண்ணாடி எல்இடி கண்ணாடி எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ உள்ளுக போய் இப்போ லிஃப்டெலாம் மேலே போக போகிறோம் அதுக்கப்புறம் போய் கொண்டு கொஞ்சம் லிஃப்ட் அதில் ஒரு லிஃப்ட் இப்படி பக்கத்து பக்கத்தில் லிஃப்ட்டுகள் இருக்கு மேலே கொண்டே விடுறாங்க லிஃப்ட்லாம் கூட்டி கொண்டே விடுறாங்க லிஃப்ட்டுக்கு உள்ளுக்க போகிறதுக்கான வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் அதில் செக் பண்ணி தான் விடுவாங்க டிக்டேக் செக் பண்ணி தான் உள்ளுக்க விடுவாங்க இங்கே பதிமூன்று ஃப்ளோர் இருக்குது அதுதான் அதுதான் லிஃப்டில் ஊட்டி கொண்டு போகிறாங்க இப்படி வந்து இப்போ விட்டுட்டாங்க இப்போ இப்போ மேலே நிற்கிறோன் தாமிரபுரத்தில் இந்த உச்சி அந்த கீழே நிற்கிறேன் கொஞ்சம் உச்சிக்கு கொஞ்சம் கீழே தான் நிற்கிறேன் இப்போ மக்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து மாதிரி இங்கே இருந்தாலும் இந்த பாட்டுறமா சுற்றி கொழும்பு நகரே இதில் ரெண்டு பார்க்கலாம் சுற்றி கொழும்பு நகரையே பார்க்கலாம் அப்படி டைம் போக போக இன்னும் படிவாக இருக்கும் இல்லை குடும்பத்தில் சுற்றி வர லைட்டு வரைய இதுலேருந்து லைட்டு இருந்தால் சுவிட்சு வர போட்டிருக்காங்க இதில் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க இங்கே போய் குறிப்பிட்ட நேரம் தான் நிற்கலாம் அது பிறகு இறங்க சொல்லிடுவாங்க ஒரு அரை மணி முக்கால் மேலே நிற்கல இறங்க சொல்லிடுவாங்க நாங்கள் இறங்க போகிறோம் கொஞ்சத்தால் இறங்கிட்டேன் அங்கே குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நிற்கல இறங்கி இப்போ கீழே போய் கொண்டிருக்கேன் கீழே போயிட்டு பாடுறேன் இப்போ இரவாயிட்டு அப்போ வெளித்தோட்டத்தை காட்டுறேன் லோட்டஸ் ஹவுஸ்ன்ற இப்போ இறங்கி கொண்டிருக்கேன் வெளியில் போய் கொண்டிருக்கேன் மக்கள் இரவா இரவாகத்தான் வருகின்றனர் அப்போ கொழும்பு அழகாக ரசிக்கலாம் வெளியில் கடைகள் இல்லை இந்த சைட்டில் தெருவோர கடைகள் காணப்படுகின்றது ஐஸ்கிரீம் கடைகள் உணவு துண்டிகள் இதுதான் இரவு நேரத்தில் காட்சி அளிக்கிற தாமரை கோபுரத்தின் அழகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விட வெற்றி கொள்ளும் நான் உங்கள் அன்பின் தனுசன்